திருமதி கமலசேகர் என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்துச்சு சொல்லுங்க நான் வந்து இப்போதைக்கு வந்து சித்தியாவான்ல இருக்கேன் நான் புதுசா வீடு வாங்கி ஒரு அது அவ்வளவு சரியா எனக்கு தெரியல சிஸ்டர் ஆனா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து என் பக்கத்துல படுத்திருக்கும் போது நான் இது ஒரு கனவு கண்ட மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்தது ஆனா அது கனவா எனக்கு தெரியல அப்படியே என்ன யாரும் அப்படியே உத்து பாக்குற மாதிரி எனக்குள்ள அந்த தூக்கத்துல எனக்கு தெரியுது தூக்கத்துல அப்படி தெரியும் போது இது என்னங்க அது நம்மள யாரும் பாக்குற மாதிரி நம்ம தூங்கிட்டு அரை தூக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு அது அவ்வளவு சரியா தெரியல ஆனா யாரும் என்ன அப்படியே உத்து பாக்குற மாதிரி எனக்கு ஒரு இது அப்ப அந்த அரை அப்படியே கண்ணு அப்படியே ஒரு மாதிரி அப்படி லேசா அப்படியே திரும்பி பாக்கணும் பாக்குறதுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு வெள்ள உருவம் உருவம்னா அது அந்த உருவத்துக்கு நான் சொல்லல வெள்ளைன்னு அது ஒரு அழகான பொண்ணு சரியான அழகான பொண்ணு அப்படி நிறைய மல்லிகை ஒரு சைட்டா வச்சுட்டு என் வீட்டு நான் படுத்திருக்கிற அந்த அறைக்கு பக்கத்துலயே ஒரு அல்மாரி இருக்கு பாருங்க அந்த அல்மாரி ஓரத்துல அப்படியே ஒரு உருவம் நின்றுகிட்ட ஒரு சைட்டா நின்று என்னையே அப்படியே கூந்து இப்ப நம்ம நம்ம படம் பார்த்து நம்ம ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாங்க அத நான் பாது நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க எங்கிட்ட பேசுறாங்க வந்துறீங்களா என் பேரு மாயா அப்படின்றாங்க நீங்க நம்ப மாட்டீங்க சொல்றதுக்கு என்ன நான் பயந்து உறஞ்சு போய் என் வீட்டுக்காரர் எழுப்புறேன் அவர் எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு பட்டார்ல எப்படிதான் அடிச்சுனா தெரியல எழுப்பணும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல உன்னே சாமி பாட்டுலாம் பாட சொல்லிட்டேன் அப்படியே ஆனா அந்த உருவம் என்ன ரொம்ப நேரமா பாத்துது அப்படியே பார்த்த மாதிரி தப்புன்னு காணும் ஆனா நான் வீடு கிட்ட எடுத்ததுமே எங்க என்ன ஒருத்தன் கூப்பிட்டாங்க எங்கிட்ட பேசும்போது அவங்க பேர் மாயான்னு சொன்னாங்க அவ்வளவு அழகா இருக்கு நிறைய மல்லிப்பூ அவ்வளவு அழகா இருக்காங்க ஆனா என்ன ஒண்ணுமே செய்யல கூட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க உங்க கணவர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா அது தெரிஞ்சாலும் என்னமோ எனக்கு தெரியல சார் ஆனா என் கணவர் பிறந்ததுமே சாமி பாட்டு மந்திரம் அது எதுவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நீங்க கேட்கலையா அவர்கிட்ட உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையாங்க என்னட்டுன்னு மறுநாள் நான் கேட்டேன் சிஸ்டர் மறுநாள் நான் கேட்டேன் கேட்டப்ப அவர் சொன்னாரு அப்படி ஒண்ணும் தெரியலையே நீ தான் சிலப்பா சொல்ற பொழுது அப்படி ஒண்ணும் தெரியலையே அப்புறம் எனக்கு மறுநாள் சரியான காய்ச்சல் ரொம்ப அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு அவங்க வெள்ளை கலரா இருந்தாங்கன்னு சொன்னீங்களே அவங்களுடைய முகமா இல்ல அவங்களோட உடையா அவங்க போட்டிருந்த உடை வந்து வெள்ளை அந்த உடை முடியும் சாரியா எனக்கு தெரியல அவ்வளவு ஆனா அந்த உருவம் நீங்க நம்ப மாட்டீங்க அவ்வளவு அழகான உருவம் ஒரு அழகான பெண்மணி அவ்வளவு நீட்டா முடி ஒரு சைட்டா முழு உருவம் நான் பாக்கல ரெண்டு வார்த்தை பாவம் அவங்க எவ்வளவு லோன்லியா நீங்க வேற அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள பாக்கும்போது எப்படி இருக்கும் என்ன அறியாமலே கண்ணுல வந்து ரொம்ப நேரம் என்ன வீட்டுக்காருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குருஜி நம்ம இருக்கிற இடத்துலயே இப்ப இறந்துட்டாரு நான் கூட இல்ல என்ன பாத்துருந்தா அதான் அது மேல அப்புறம் அங்க போனா தண்ணி தெளிச்சுதான் அவர் சொன்னாரு என்னதுமா பார்த்த அப்படின்னு இந்த மாதிரி பா இந்த மாதிரி நான் ஒண்ணு பாத்தேன் அதுக்கு தெரியலம்மா உன் மேல இன்னொரு ஆசம் இருக்குன்னு அதான் உன்ட்ட பாவை காமிச்சிட்டு போயிடுச்சுனாரு அதுல இருந்து மீறவே இங்கதான் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த புது படம் நயன்தாரா படம் மாயான்னு ஒரு படம் வந்துச்சுங்க சொன்னேன் விடுத பாருங்க அந்த ரிலீஸ் முன்னே இந்த பொண்ணு என் கடவுள் வந்துருச்சு ஆனா யாரு என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மாயா உண்மையிலே அவங்க பேர் வந்து மாயான்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் குருஜி குருஜியை போய் பார்த்தீங்களே அவர்கிட்ட கேட்கல இவங்க யாரு என்ன ஏது ஏன் அங்கே இருந்தாங்க நம்ம வீடு வந்து முச்சந்தில் இருக்கு நம்ம வீடு வந்து முச்சந்தில் இருக்கிறதுனால பல காத்து காட்டு சேட்டெல்லாம் போறது வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு மாதிரி வந்து ஏதோ ஒரு உருவம் பார்த்துருக்கு அது நம்மள ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படி பாக்குமா அந்த நேரத்துல நம்மளுக்கு உணர்ச்சி எதுவுமே இருக்காது நம்மளே அப்படியே தப்புன கண் வச்சு பார்க்கும்போது என்ன ஒண்ணு நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம் அதுதான் அப்படின்னாரு பாத்துக்கா மறுபடியும் இன்னைக்கு மாயா வந்துட போறாங்க ஐயோ வந்தாலும் பரவாயில்ல கீதா காரணம் என்னன்னா இப்ப எனக்கு பழகி போயிருச்சு நிறைய திகில உங்க ஷோ டைம் பாக்கணும்னா வாரத்துக்கு ஒரு முறை இப்ப எனக்கு அது பழகி போயிருச்சு <laughs> பேயில உங்க காவன் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அது எனக்கு அவசரம் தெரியல கீதா ஆனா நம்ம கண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு தெரியல எக்ஸ்ட்ரா நிறைய பாத்துருக்கோம் இல்லையா வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க இது மர்ம தேசம்